ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் இணையதள நண்பு நண்பர்களே உறவுகளே இளைஞர்களே குழந்தைகளே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான ஆசீர்வாதங்களும் வணக்கங்களும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் இந்த சேனலில் ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை அறியப்படுத்தி பயன்பெற நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் ஆண்டனி வாய்ஸ் இணையதள அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமைய வேண்டுமா நீங்கள் பணிபுரியும் இடங்களில் சுமூகத்துடன் இணக்கமாக இயைந்து பணிபுரிய விரும்புகிறீர்களா உங்கள் நிறுவனங்கள் அல்லது நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் மகிழ்வாகவும் சுறுசுறுப்பாகவும் பணிபுரிய விரும்புகிறீர்களா உங்களுடைய உணர்வுகளை கையாள தெரிந்து கொள்ளுங்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று அதை சொல்வார்கள் தமிழில் உணர்வுகளை கையாளும் திறன் அதை பற்றி தான் ஒரு சில விஷயங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என இருக்கிறேன் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அறிஞர்கள் பீட்டர் சலவாய ஜான் மேயா இருவரும் சேர்ந்து நடத்திய ஆராய்ச்சியில் யார் யாரெல்லாம் தன்னுடைய உணர்வுகளை கையாள தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் டான் கோல்மன் என்பவர் இதை பலருக்கும் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொண்ணூறுகளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடந்த ஆராய்ச்சி அதிக பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை ஆனால் அதே ஆராய்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் டான் கோல்மன் இதை பலரும் அறியும்படியாக எடுத்து சென்றிருக்கிறார் சமீப காலமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுகளில் எண்பது சதவீதம் பேர் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் தங்கள் பணியிடங்களில் பணிபுரிவதற்கு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உதவி இருக்கிறது என்று ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டரில் இது வெளிவந்திருக்கின்றது அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலும் இதே போல திரும்பவும் ஆராய்ச்சியை அவங்க டேட்டா கலெக்ஷன் சொல்லும் செய்யும் பொழுது பணிபுரிபவர்கள் மத்தியில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதாவது தங்களுடைய உணர்வுகளை கையாளும் திறன் மேலும் அதிகரித்திருப்பதாக அந்த ரிப்போர்ட் சொல்கிறது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது ஐக்குவை விட உணர்வுகளை கையாளும் திறன் மிகவும் முக்கியம் என்று தெரிகிறது அல்லவா நண்பர்களே நான் ஒரு நிறுவனம் நடத்தி கொண்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்வோம் எனக்கு நுண்ணறிவு நூற்றுக்கு கீழே இருப்பதாக வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்கு நான் வெளியிலிருந்து ஆட்களை நு நுண்ணறிவு உள்ள ஆட்களை வேலைக்கு பணிக்கு அமர்த்தலாம் ஒருவேளை எனக்கு நுண்ணறிவு அதிகமாக இருக்கின்றது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எனக்கு இல்லை என்றால் நான் வெளியிடங்களில் ஆட்களை தேர்ந்தெடுத்து பணியில் அமர்த்த முடியாது நண்பர்களே எனவே நாம் ஒவ்வொருவருமே உணர்வுகளை கையாளும் திறனை கற்றிருக்க வேண்டும் இதை நாம் சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் முதலில் சிறுவர்களாய் இருக்கும் பொழுது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இதை வாழ்க்கை கல்வியின் மூலமாக கற்றுக் கொடுத்திருப்பார்களானால் அவர்கள் வளர வளர இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் வளர்ந்து கொண்டே இருக்கும் வீட்டிலும் நன்றாக இயல்பாக பழகுவார்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் அதே போன்று அவர்கள் இளம் வாலிபர்களாக இருந்தாலும் திருமணத்திற்கு பின்னும் தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களோடும் ஏய்ந்து நடக்க இது ஒரு வாய்ப்பாகும் நண்பர்களே நான் ஒரு சில வருடங்களுக்கு முன்னதாக ஒரு கட்டுரையை படித்தேன் அதை உங்களிடம் பகிர விரும்புகின்றேன் கனடா தேசத்தில் பழங்குடி இனத்தவர் உண்டு அவர்கள் தங்களுடைய சிறார்களை ஆரம்பம் அதாவது டாட்லஸ் அவங்க நடக்க பழகின அந்த நாட்களிலிருந்து எவ்வாறு உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வருவது அதை அறிந்து அதன்படி நடப்பது அதை மேலாண்மை செய்வது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் சப்போஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள் ஏதாவது கோபப்பட்டா காய் தப்பு தப்பு தப்புன்னு காயங்காலம் போட்டு அடித்து பயங்கரமாக கூச்சலிடும் புரியுதுங்களா அப்போது அந்த குழந்தைகளிடம் அந்த நேரத்தில் எதுவும் சொல்லாமல் அதன் பிறகு பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டும் அதே போன்று கை தவறியோ அல்லது வேண்டுமென்றோ அவர்கள் ஏதாவது ஒரு பொருட்களை உடைத்திருப்பார்களானால் பெற்றோர்கள் கோபப்படாமல் நிதானமாக அவர்களிடம் அந்த இடத்தை தூய்மைப்படுத்த கேட்டுக்கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக நாம் என்ன செய்வோம் தெரியுமா பொத்து பொத்துன்னு அந்த குழந்தைகளை நாம் அடிப்போம் திட்டுவோம் அப்போ அவங்க நினைப்பாங்க ஓ இப்படிதான் உணர்வுகளை நாம் கையாள வேண்டுமோ என்று நினைத்து அவர்கள் வளர வளர வளர அவர்களும் இதே போன்தான் செய்வார்கள் நாம் சிறு வயதில் நம்மை எவ்வாறு நடத்தினார்களோ அதே அதே செயல்முறையை தான் நாம் வளர்ந்த பின்னும் நம்மோடு பயணிப்பவர்களிடம் நமக்கு பிறக்கின்ற குழந்தைகளிடமும் நாம் அதை கற்றுக் கொடுப்போம் நண்பர்களே உணர்வுகளை கையாளும் திறன் என்பது இது ஒரு கலைதான் நான் காலையில் எழும்போது எந்த உணர்வோடு எழுந்தேன் அது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் குறிப்பாக நான் இன்று மகிழ்வாக இருக்கின்றேனா கவலையாக இருக்கின்றேனா கோபமாக இருக்கின்றேனா இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அந்த கவலையை அந்த உணர்வை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் அடுத்து எந்தெந்த சூழ்நிலையில் நான் கோபப்படுகின்றேன் எந்தெந்த சூழ்நிலையில் நான் கவலைப்படுகின்றேன் இந்த அறிவு நமக்கு மிகவும் தேவை நான் ஒரு குறிப்பிட்ட மனிதரையோ இடங்களோ செல்லும்போது எனக்கு கவலை ஏற்படுகிறது அல்லது அழுத்தம் ஏற்படுகிறது அல்லது என்னை அறியாமல் நான் கோபப்படுகிறேன் அப்படி என்றால் நான் எனக்கு இந்த அறிவு முன்கூட்டியே தெரிவது என்றால் அங்கு செல்லும் பொழுது என்னை நான் பக்குவமாக கையாளுவேன் புரிதுங்களா சில நேரங்களில் நாம் சிந்திக்காமலே வார்த்தைகளை தவற விட்டு விடுகிறோம் அந்த வார்த்தையின் பலனாக பின்னாட்களில் நாம் வருந்துகின்றோம் நாம் எதிர்க்கின்ற அந்த வார்த்தையானது நம்மை மட்டும் பாதிப்பதில்லை அந்த வார்த்தையை யார் யார் கேட்கின்றார்களோ அவர்களும் மிகுந்த பாதிப்புக்குள்ளார்கள் உள்ளாகிறார்கள் எனவே எல்லா சூழ்நிலையிலும் ஒரு பேலன்ஸாக இருக்க கற்றுக்கொண்டோமானால் நம் உணர்வுகளை நாம் எளிமையாக கையாளுவோம் இதன் மூலம் நாம் மட்டும் பயன்படவில்லை நம்மை சார்ந்தவர்கள் நம்மை தெரிந்தவர்கள் நம் சமூகத்தினர் அனைவரும் பயன்படுவார்கள் அதையும் விட நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் எப்பொழுதாவது சமயம் கிடைக்கும் போது உங்கள் உள்ளால நீங்க பயணித்து பாருங்கள் உங்களுக்கு அன்றைய பொழுது அன்றைய நேரத்தில் எந்த உணர்வுகளோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் இந்த உணர்வினால் நான் மட்டும் பாதிக்கிறேனா அல்லது என்னுடன் வாழ்கின்ற எனது மனைவியோ கணவனோ குழந்தைகளோ ஆர் என்னுடைய சக சகோதரனோ சகோதரியோ பாதிப்படைகிறார்களா என்று ஒரு நிமிடம் நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படி பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் இதனுடைய பக்க விளைவு என்னவென்று நண்பர்களே எல்லா பொருட்களுக்கும் பக்க விளைவு உண்டு எல்லா மனிதர்களுக்கும் பக்க விளைவுகள் உண்டு அதாவது நம்முடைய நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எனக்கும் பக்க விளைவுகள் உண்டு நேரிடையான விளைவுகளும் உண்டு நம்முடைய பக்க விளைவுகள் அதாவது நெகட்டிவ் ஆட்டிடியூட் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் மற்றவர்களை பாதிக்கவே செய்யக்கூடாது இதை நீங்கள் ஆரம்ப முதலேயே சிறுவர்களுக்கு வாழ்க்கை கல்வியுடன் இதையும் சேர்த்து கற்றுக் கொடுப்பீர்களானால் அவர்கள் முதல் தர சிட்டிசன்ஸ்களாக சமுதாயத்தில் வலம் வருவார்கள் குடும்பத்திலும் சந்தோஷமாக இருப்பார்கள் மற்றவர்களையும் சந்தோஷமாக வைத்திருப்பார்கள் முதலில் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் எந்த உணர்வு உங்களை கையாள்கின்ற ஆட்சி செய்கின்றது என்பதை நினைவு கொள்ளுங்கள் எந்தெந்த நேரங்களில் நீங்கள் அந்த உணர்வுகளோடு இருக்கின்றீர்கள் அப்படி தெரிந்தால்தான் உங்களை நீங்கள் கையாளுவீர்கள் உங்களை கையாண்டு கொண்டால் மற்றவர்களையும் கையாள தெரியும் இப்போ எம்பத்தி அப்படிம்பாங்க ஒரு பச்சாத்தாபம் ஒரு அன்பு மற்றவர்கள் மேல் இருப்பது இப்பொழுது ஒரு ஒரு முறை ஒரு சகோதரி சொன்னாங்க இந்த ப ஒரு குறிப்பிட்ட சகோதரியை காமிச்சு ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு இந்த சகோதரி இப்படி தான் இருப்பாங்க சிஸ்டர் நீங்கள் கண்டுக்குவாங்க அப்படின்னாங்க இது எவ்வளவு அறிவுப்பூர்மையானது இல்லையா ஏன்னா அவர்களுடைய பலவீனத்தையும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் எந்த சூழ்நிலைகள் அந்த சகோதரி இப்படி பேசுவார்கள் செயல்படுவார்கள் என்பதையும் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் அப்படி புரிந்து வைத்து அவர்களோடு வாழும் பொழுது இணக்கமாக இருப்பார்கள் அன்பாகவும் இருப்பார்கள் குடும்பம் வந்து பிரியாது அதனால்தான் முதலில் உங்கள் உணர்வுகளை நீங்கள் கண்டுபிடியுங்கள் அது எப்பப்பெல்லாம் உங்களிடம் மேலோங்கி நிற்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் நீங்க அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டீர்கள் என்றால் செய்யும் செயல் பேசும் பேச்சு எல்லாமே ஒரு ஒழுங்குக்குள் இருக்கும் அதீதமாக பேசவே மாட்டீர்கள் யாரையும் காயப்படுத்துமாறு பேசவே மாட்டீர்கள் அதே போன்று மற்றவர்களும் சில நேரங்களில் தவறும் பொழுது மன்னிப்பீர்கள் மனதார மன்னிப்பீர்கள் அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்ற கலையும் உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா அதனால முதலில் உங்கள் எமோஷன்ஸை உங்கள் உணர்வுகளை கையாள தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து உங்களோடு பணிபுரியும் உங்களோடு பயணிக்கும் மக்களுடைய உணர்வுகளையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்களானால் நீங்கள் பணிபுரியும் இடம் நீங்கள் வாழும் இல்லம் நீங்கள் வாழும் ஐ மீன் துறவர சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் அது மகிழ்ச்சி மேலோங்கும் ஒரு இடமாக இருக்கும் நண்பர்களே நுண்ணறிவோடு உங்களுடைய புத்திசாலித்தனம் அடுத்து இந்த உணர்வுகளை கையாளும் திறன் இந்த மூன்றும் இருந்தாலே நீங்கள் சமூகத்தில் வெற்றியாளர்களாக மாறுவீர்கள் இந்த டாபிக் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் மீண்டும் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்களோடு தொடர்ந்து இந்த பதிவுகளை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்காக ஜெபியுங்கள் நானும் உங்களுக்காக தொடர்ந்து என்னுடைய ஜெப ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொரு வரையும் குடும்பங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய தொழில் முயற்சிகளையும் உங்களுடைய அனைத்து நிலைகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை குறைவின்றி தர உங்களுக்காக எப்பொழுதும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மதிய வாழ்க